Thank you. குருஜி இப்போ இந்த நி நிகழ்கால கர்மா வந்து இப்போ க இறந்த கால நல்லா பாதிப்படுது இப்போ என் நான் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கேன் இருபது இருபது வருஷம் மன சம்மந்த டிப்ரெஷன்லாம் இருக்குது மெடிசன்லாம் சாப்பிட்றேன் கிட்டத்தட்ட உயிர் மட்டும்தான் இருக்கிற மாதிரி இது உடம்பு ஏதோ தட தடன்னு வருது அப்படியே தான் போயிட்டுருக்கு லைஃபே இருபது வருஷமாக இதுக்கு ஒரு சொல்யூஷன்னு அந்த மாதிரி ஏதாவது இதுக்கு பிரச்சனைக்கு முடிவு எதுவுமே இல்லைங்களா எப்படினாலுமே நீங்கள் அடுத்தது என்னங்கிற கேள்விக்கு தான் நம்ம வரோம் இல்லை நாம் அடுத்தது என்னால் முடிஞ்ச எனக்கு தெரிஞ்சு இந்த ஜென்மாவில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லதாக செய்கிறத தான் நோக்கமாக வச்சுட்டு பண்ணிகிட்ருக்கோம் அதை மட்டும் பார்த்து அதை மட்டும் செஞ்சுக்கிட்டே ஆனால் ஒரு ஒரு நல்ல ஒரு ஸ்டெமினா இல்லை ஒரு ஒரு நல்ல திடமான உடல்நிலை மனநிலை இல்லை மெடிசன் சாப்பிட்டா மட்டும்தான் லைஃப்ன்ற மாதிரி போயிட்டுருக்கு இருபது வருஷம் ஆகிடுச்சு இருபத்தொரு வருஷம் ஆயிடுச்சு ஏழ்றன்றது கூட ஏழு வருஷம் அதோட முடிஞ்சு போயிடும் இது இருபத்தி ரெண்டு வருஷம் இன்னும் போகுது உயிர் மட்டும்தான் இருக்குன்ற மாதிரி இருக்குது மெடிசன் தொடர்ந்து சாப்பிட்றோம் இது எப்படி சரியாகும்னு தெரியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது இல்லை நீங்கள் உங்களுக்கு வந்து முன்னோக்கியே மட்டும் சிந்தனை மட்டும் இருக்கட்டும் அது அதெல்லாம் பின்னால் வர்றதெல்லாம் உங்களை அறியாமலே சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் உங்கள் கவனம் முன்னோக்கி இருக்குது நம்ம செய்யக்கூடிய அதுதான் நமக்கு என்ன முடியுமோ அதை மட்டும் செஞ்சுக்கிட்டே போயிட்டே இருங்க